எல்லாருக்கும் வணக்கம் வியர்வர்னா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஷ்யூ சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சரியை பார்த்துடலாம் அது என்ன டிஷ்யூ சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா இதில் வார்ப்பில் ஃபுல்லாக ஜரியும் வெஃப்டில் சில்க் த்ரெட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் இதை டிஷ்யூ சரின்னு சொல்கிறோம் ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு சரி ஒர்க் வருது அதாவது பேக்ரவுண்டும் சரி வருது அண்ட் அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஆல் செல்ஃப் மாதிரியும் சரி ஒர்க் வருது ஸோ அதனால தான் வந்து இதை டிஷ்யூ சரி அப்படின்னு சொல்கிறோம் ப்ளவுஸ் பார்க்குறீங்க உங்களுக்கு பிளைனாக இருக்குது இன்னர் லேயர் பிளைனாக இருக்கும் ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு ஒர்க்கு ஃபுல்லாகவுமே இருக்குங்க வெயிட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா seven hundred to eight hundred grams இருக்குங்க சாரியுடைய வெயிட்டு ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு சரி அதனால் வார்ப்பில் சரியும் வெஃப்டில் பியூர் சில்க் த்ரெட் வச்சும் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் sari number three double nine இதுக்கு முன்னாடி சாரியுடைய கலர் மட்டும் நான் சொல்லிடுறேங்க sari number three nine eight இதோடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கலர் இப்போ நம்ம பார்க்குறது க்ரீம் கலர் எல்லாமே வந்து கோல்டு டெஸ்டட் சரி தாங்க இந்த கோல்டு டெஸ்டட் சரிங்கிறது ஹாஃபைன் சரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் மெயின் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்து நீங்கள் புக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம புக் பண்ணி கொடுக்குறோம் இந்த சாரியுடைய price eight thousand five hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் சென்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த சாரீஸ் வந்து சில்க் மார்க்கோட வராதுங்க ஏன் அப்படின்னா வார்ப்பு விஃப்ட் ரெண்டு சைடுமே வந்து நம்ம பியூர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாதான் அது வந்து பியூர் சில்க்னு சொல்ல முடியும் அதில் வந்து சில்க் மார்க் டேக் வந்து நம்ம அட்டாச் பண்ண முடியும் பட் இந்த சாரீஸ் பார்த்துட்டிங்கன்னா வார்ப்பில் சரியும் விஃப்டில் சில்க்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இந்த சாரீஸோட சில்க் மார்க் வராதுங்க ஸோ ஒரு சைடு மட்டும் நம்ம பியூர் சில்க் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு சைடு வந்து ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாரி பொறுத்த வரைக்கும் பேஸ்டல் கிரீன் கலர் உங்களுக்கு எல்லா கலர் கூடயும் அந்த கோல்டன் சரி ஆட் ஆகிறதுனால உங்களுக்கு இருக்கிற கலரை விட கொஞ்சம் கம்மியாக தாங்க காட்டும் பட் ஆனால் இது வந்து ஒரு ட்ரெண்டியான அண்ட் நியூ கலெக்ஷனுங்க ஸோ இது வந்து ரிசப்ஷனுக்கும் நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம் பார்ட்டி வியராகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் sari number four zero one டிஃப்ரெண்ட்டாக வேணும் யூனிக்காக வேணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவுமே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 இப்போ நீங்கள் பார்க்குற இந்த போர்ஷன் வந்து உள் சைடு ஸோ நல்லா ஃபைனாகவே வந்து நெசவு பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த கொலுசுலேயோ அல்லது பேங்கிள்லேயோ மோதிரத்துலேயோ மாட்டாதுங்க இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே டிஷ்யூ சாரீஸுங்க handloom made eight thousand five hundred ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா நம்ம இந்த சாரீஸை சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்